Super movie, nice to watch. Full violence, but still good. Okay. Is it, is it filming? Yes. நடலக்கண்ண சூப்பரா படம் இருந்ததுன்னு அண்ணாத்த நெக்ஸ்ட் பார்க்க போறோம் எல்லாரும் சோகமான படம் எல்லாரும் பாருங்க Vikram Sir, I'm making on YouTube. Yeah, I mean, um, it's just that, you know, I'm a big uh, Kamal fan, so Talevar, Andavar, uh, a lot of expectations on that, uh, especially with, you know, Vijay and uh, I hope, like, you know, uh, we get to see some, like, back packed action, like how we saw in Kaidi. I'm sure, like, you know, Lokesh would have delivered uh, what the fans would have been expecting. And, and can't wait to watch uh, Surya uh, in the cameo. That's it. Thank you. வேற லெவல் வேற லெவல் சொல்லிக்க முடியாது ஆண்டவர் சூப்பராக பார்த்துக்கலாம் boy, some boy. boy, boy. review. a Rajini fan, but she likes the movie. <laughs> I like the movie. It's good. Very good. Vikram! Hey! Crazy movie. Crazy movie. Thank you. ஓ நான் கமலஹாசன் படம் பார்க்க வந்திருக்கிறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர் ட்ரெயிலர் பார்த்தேன் கட்டங்களெல்லாம் நல்ல வடிவாக எடுத்திருக்கிறோம் அதை விட கமலஹாசனுக்காக பார்க்க வந்தேன் நல்ல படமாக நினைக்கிறேன் மற்றது விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கிறதால இன்னும் நல்லா இருக்கும் சூர்யா நடிக்கிறதாக கேள்விப்படுறேன் நம்ம நல்லா தான் thanks <laughs> <laughs> Actually, I think the film house will be good. Uh, we are expecting to watch Sethupathi uh, and Passing on screen think the film will be good because it's like Lokesh film. Uh, we are Fat Fasil, uh, Fat and Jason have big expectations. Hope it will be good. I, I don't know what to expect because uh, the last time this guy didn't I want really good to, good to say something about the movie and it was like joking all the time in the movie. But I, I think it should be fine. Yeah. Pan world film பார்க்க வந்திருக்கோம் அவரோட pan world film Which language you want? Suriya அண்ணாவோட தான் என்ட்ரி படம் ஸ்டார்ட் ஆகி விஜய் எல்லாரும்